வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிடாரி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் பிடாரி என்று அழைக்கப்படும் பிடாரி அம்மன் தமிழ்நாட்டில் வணங்கப்படும் தெய்வம் ஆவார் பிடாரி கோபகுணம் கொண்ட காவல் தெய்வமாகும் சக்தியின் ஒன்பது அவதாரங்களில் ஒருவராக பிடாரி அம்மன் கூறப்படுகிறார் தமிழர்களின் மூத்த தெய்வங்களில் பிடாரியும் ஒருவராவார் பிடாரி காளியை போன்று உக்கிரமாக காட்சி தருகிறார் காளியைப் போலவே பிடாரி அம்மனின் கையில் திருசூலம் கதை நெருப்பு மற்றும் ரத்தம் நிறைந்த பாத்திரம் போன்றவை இருக்கும் பிடாரியை சிலை அல்லது வெறும் கல்லை வைத்து ஊரின் எல்லையில் வழிபடுவார்கள் ஊரின் எல்லையில் தீய சக்திகள் அல்லது பேய்களை வரவிடாமல் பிடாரி தடுக்குமாம் இதனால் இவரை எல்லை பிடாரி என்றும் அழைப்பர் மேலும் கிராமங்களில் ஏற்பட போகும் தீமைகள் மற்றும் பேய் தொல்லைகள் இந்த பிடாரி அம்மனால் விரட்டி அடிக்கப்படுகின்றன பிடாரியின் வரலாறு பலவாறாக கூறப்படுகிறது இதில் முதலாவதாக முன்பு மேலோகத்தில் பிடாரி மற்றும் மற்ற நவசக்திகள் புகழ்பெற்று வாழ்ந்து வந்தார்களாம் இவர்கள் அனைவரும் ஆணவத்துடன் நடந்து கொண்டதால் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு விரட்டி அடிக்கப்பட்டனர் பூமிக்கு விரட்டி அடிக்கப்பட்ட இவர்களுக்கு மனிதர்களை கண்காணித்து அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது இதனால் பிடாரி ஊர் மக்களை பாதுகாத்து தீய சக்திகளிடமிருந்து ஊரை பாதுகாத்து வந்தார் பிடாரி அம்மன் தங்களையும் தங்களின் ஊரையும் பாதுகாக்கிறது என்பதால் பிடாரியை போற்றி கிராம மக்கள் திருவிழா எடுத்து வணங்கி வந்தனர் இதனால் பிடாரி கிராம தேவதை ஆனார் வேறு கதையில் ஒரு தடவை சிவனும் பார்வதியும் பேசிக்கொண்டிருக்கும் போது பார்வதி சிவனிடம் சூரியனும் சந்திரனும் எங்கிருந்து தோன்றினார்கள் என கேட்கிறார் அதற்கு சிவன் பார்வதியிடம் தன்னுடைய கண்ணிலிருந்துதான் சூரியனும் சந்திரனும் தோன்றினார்கள் என கூறுகிறார் அதனை கேட்டதும் விளையாட்டாக பார்வதி சிவனின் இரண்டு கண்களை தனது கைகளால் மூடுகிறார் சிவனின் கண் மூடப்பட்டதால் பூமி இருண்டு போகிறது இப்படி தப்பு செய்த பார்வதி மீது கோபம் கொண்ட சிவன் பாதாள லோகத்தில் வாழும் நாகக்கண்ணிக்கு நீ குழந்தையாக பிறப்பாய் என சாபமிடுகிறார் கோபம் தணியாத சிவன் பார்வதியை எட்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு சிவனிடம் குழந்தை வாரம் கேட்ட நாகக்கண்ணியிடம் கொடுக்கிறார் பிறகு நாகக்கண்ணி தான் இட்ட முட்டைகளுடன் இந்த எட்டு துண்டுகளையும் சேர்த்து அடைக்காத்து வந்தார் இந்த எட்டு துண்டுகளும் ஆக்ரோஷத்துடன் அஷ்டகாலிகளாக வளர்ந்தன இந்த எட்டு துண்டுகளில் மூன்றாவதாக பிறந்தவரே பிடாரி ஆவார் பாதாள லோகத்தில் நாகங்களுடன் வளர்ந்ததால் பிடாரிக்கு நாகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது பலருக்கு நாகதோஷத்தின் காரணமாகவும் பாம்பை அடித்து கொன்றதாலும் குழந்தை வயிற்றில் தங்கும்போது அதனை பாம்பு சீண்டி தடுத்துவிடுமா இதனால் பாம்புகளை கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்ட பிடாரியிடம் கர்ப்பிணி பெண்கள் வேண்டி குழந்தை வரம் பெறுகின்றனர் நாகதோஷத்தால் வயிற்றில் உள்ள கரு கலையாமல் இருக்க நாகத்தை விரட்டி அடித்து கருவை காக்கும் பிடாரிக்கு கரு காத்த அம்மன் என்ற பெயரும் உள்ளது பிடாரிக்கு திரிபுர சுந்தரி என்ற பெயரும் உள்ளது பிடாரி சிலையை பார்ப்பதற்கே மிகவும் பயமாக இருக்கும் ஊர் எல்லைகளில் ஏதாவது பேய்கள் வந்தால் பிடாரி காவல் காக்கிறது என்று தெரிந்தால் பயந்து ஓடிவிடுமாம் எல்லையையும் ஊரையும் பாதுகாக்கும் உக்ர தெய்வமான பிடாரிக்கு பலிகள் கொடுக்கப்பட்டுள்ளன பிடாரியின் வழிபாட்டு முறை காளியைப் போலவே இருக்கும் ஆனால் இருவரும் வெவ்வேறு தெய்வங்கள் ஆவர் தமிழ் கடவுளான பிடாரி தமிழ்நாட்டை மையமாக கொண்டவர் ஏழாம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கியங்களில் பிடாரி அம்மனை பற்றிய வழிபாட்டு முறை கூறப்பட்டுள்ளது பிறகு எட்டாம் நூற்றாண்டில் பிடாரி அம்மன் வழிபாடு கிழக்கு இந்தியாவில் பரவியது பிடாரியை எவராலும் அடக்க முடியாதாம் எவ்வளவு பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் பிடாரியை கண்டவுடன் ஓடிவிடுமாம் பிடாரியை எவராலும் மாந்திரீகத்தில் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இதன் அடிப்படையில் பல சொற்கள் மற்றும் பழமொழிகள் தோன்றின உதாரணமாக அடங்கா பிடாரி ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல போன்ற சொற்களும் பல மொழிகளும் ஆகும் இந்த வீடியோ பிடாரியை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்